hi this is me Raju this me is talking to this me so இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மாய்ஸ்சரைசர் எந்தெந்த ஸ்கின்னுக்கு எப்படி எப்படி சூஸ் பண்ணுறது how to choose your moisturiser இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே வந்துட்டு ஸ்கின் டைப்ஸ் இருக்குங்க நமக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின்ஸ் இருக்குது ஆயில் ஸ்கின் இருக்குது ஒரு நார்மல் ஸ்கின் இருக்குது காம்பினேஷன் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நிறையா ஸ்கின் டைப்ஸ் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா oil based moisturisers water based moisturisers இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இதை எப்படி நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆயில் பேஸ்டு இல்லை ஒரு கோகோனட் ஆயில் இந்த மாதிரி கோகோனட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மாய்ச்சரைசர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அப்போ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் பேஸ்டு மாய்ச்சரைசர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்கின்னை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயில் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லை ஒரு வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது உங்கள் ஸ்கின் நார்மலாக இருக்கும் ஸோ நார்மலாக உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சர்டாக வச்சுக்கும் ஸோ இப்போ காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர்ஸ் uh, யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போது காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை அண்ட் ஆயில் ஸ்கின் அந்த மாதிரிலாம் காம்பினேஷன்ஸ் இருக்காது நார்மல் uh, ஸ்கின்னாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் கொஞ்சம் அப்பப்போ ஸ்கின் ட்ரை ஆகும் நார்மல் ஸ்கின்னாக இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் ஸ்கின்லாம் லைட்டாக கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் எனக்குலாம் வந்து டக்குன்னு வேர்க்கும் ஸோ முகத்தில் அந்த எண்ணெய் வடிதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்கின்னு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஸோ அதுக்கேற்றப்பில் என்னென்ன மாய்ஸ்சரைசர்ஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க அங்கே இந்த செலிபிரிட்டி சொன்னாங்க ஸோ நல்லா இருக்குது எல்லாருமே சொல்கிறாங்க நான் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி யூஸ் பண்ணக்கூடாது ஆல்ரெடி முகத்தில் என்ன வடிது நம்ம ஒரு ஆயில் பேஸ்டு கோகனட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரொம்ப வந்து என்ன படிஞ்ச மாதிரி ஆயிடும் அது என்ன சொல்கிறது லைக் நீங்கள் ஒரு தூங்கி எந்திரிச்சு உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கோ அதை விட வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மொக்கையாயிரும் ஸோ ஒரு வெயில் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம ஃபேஸ் அப்படியே வேர்த்து வெறு வெறுத்து ஸோ அந்த மாதிரி ஆயிரும் நம்ம அந்த மாதிரி ஆயில் பேஸ்டு ஒரு மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ பெட்டர் என்ன அப்படின்னா உங்கள் ஸ்கின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்ன டைப் ஆஃப் ஸ்கின் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு நிறையா தெரிஞ்சுக்கிறது எப்படி உங்கள் ஸ்கின் அப்படின்றதுக்கு நிறையா டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்துட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு அதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா ஸோ சொல்லுங்கள் நம்மளுடைய சைட்லேருந்து நம்ம சேனல்லேருந்து உங்களுடைய ஸ்கின் டைப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடலாம் ஸோ உங்களுடைய மாய்ஸ்சரைசர்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் வயசாக சூஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த அந்த ஹீரோ சொல்கிறாங்க இந்த ஹீரோயின் சொல்கிறாங்கன்ட்டு வாங்கி உங்களுடைய ஸ்கின்னை நீங்களே வந்து டேமேஜ் பண்ணிக்காதீங்க ஸோ ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீ யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் எந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர் உன்னோடைய மாய்ஸ்சரைசரில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு உன்னோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஸ்டின் பண்ணி பாருங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்க யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க அடுத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா பாய்